Thank you. ஐயா வணக்கம் இப்போது ஜாதகம்னு அதில் தோசைன்னு ஒன்று இருக்குது அந்த தோசத்தை இப்போது பரிகாரம் மூலமாக விளக்கிக்கலான்னு சொல்கிறாங்க இப்போ அது சரியாக தவறா இல்லை அது தேவையா அதான் இப்போ நாம் சொல்கிறதுக்கும் ஒரு பரிகாரம் தான் நீங்கள் நல்லதே நினச்சி நல்லதே பண்ணுறது தான் சரியான பரிகாரம் அதே பண்ணிட்டு போயிட்டு இப்போ அவங்க சொன்ன மாதிரி பரிகாரம் செஞ்சாலே அந்த பரிகாரம் வந்து அவங்கள அவங்களுக்கு அவங்களுக்கு பணத்தை சேர்க்குற மாதிரி உள்ள பரிகாரம் ஆயிராம பார்த்துக்கிடுங்க சரிங்க ஐயா சரி ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபா சரி போனால் போயிட்டு போயின்னு விட்டுடலாம் ஆமாம் ஆமாம் பிச்சை போடுற மாதிரி நினச்சி கூட போட்டு போயிடலாம் அவங்க வந்து உன் சொத்தை எழுதி வயிறுன்னு சொல்கிற அளவுக்கு பரிகாரம் பண்ணாங்கன்னா அது அதெல்லாம் வேண்டாம் அந்த மாதிரிலாம் பரிகாரம்ன்றதே தேவையில்லாத ஒன்று தான் இப்போ இது நாம் சொல்கிறதே ஒரு பரிகாரம் தான் சரிங்க நல்லதே நினச்சி நல்லதே பண்ணுங்கள் இதுதான் உண்மையான பரிகாரம்னுட்டு எடுத்துக்கோங்க ஓகே